நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நாங்கள் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கிறோம் எங்கள் தமிழ் உள்ள வீரமங்கை என்ற பாடத்தை நாடகமாக நடிக்க போகிறோம் கண்டு ரசியுங்கள் வெற்றிப்படிகள் நற்றினை அறக்கட்டளைக்கு வழங்கிய நன்கொடையிலிருந்து அரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் மற்றும் திருச்சி மனிதம் கல்வி பணிமன்றம் வழங்கும் பயனுள்ள கையடக்க தமிழ் பதிப்புகள் ஆகியவை இந்த மாணவருக்கு ஊக்க பரிசுகளாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அனைத்து மாணவர்களும் வெற்றி படிகளில் ஏறலாம் பரிசுகளை அள்ளலாம் மக்களே நான் தான் வேலுநாச்சியார் ராமநாதபுரம் செல்ல முத்துவேன் ஒரே செல்ல மகள் நான் தான் சிவகங்கை மன்னரை மணந்து சிவகங்கை ஏன் ராணியானேன் ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சி செய்து எனது மன்னரை கொன்று நான் பெண்கள் படையின் தலை யாரும் எதற்காக நம் நாட்டை விட்டு கொடுத்து விடாதீர்கள் இதுவே என் கட்டிலே என் கட்டிலே என் சாசனம் மாணவர்களின் உயர்வே தங்கள் உயர்வென்று உழைக்கும் நற்றினைக்கு நன்றி நற்றினை சேனலை